வணக்கம் வெல்கம் டு கலக்கல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி ஊறுகாய் இதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி ஆறு கட் பண்ணியிருக்கேன் ஆறு வரமிளகா புளி கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு இப்போ இது எல்லாத்தையுமே அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு வானிலையில் மூணு ஸ்பூன் ஆயில் இட்டுக்கோங்க கடுகு போட்டு தழைச்சிக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை இதில் கலந்துடலாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் வணக்கிட்டே இருந்தேன் தக்காளி ஒரு கரடி உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் கலந்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ